hi this is Raju this me is talking to this me so இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் ஹாட் ஷவரில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதில் டாப் ஃபைவ் பெனிஃபிட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் என்ன அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மசில் டென்ஷன் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளுடைய மசில் வந்து ரொம்ப நாளாக வந்து ரொம்ப நேரம் நம்ம இப்போது ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் ஸோ எயிட் ஹவர்ஸ் ஒர்க் முடிச்சுட்டு வருவோம் இல்லை ஸ்கூல் காலேஜஸ் போயிட்டு வருவோம் ஸோ அதில் நம்மளுடைய மசில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரெச்சிங்கில் இருக்கும் இப்போ ஸ்கூல் போகிறவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க காலேஜ் போகிறவங்க எல்லாருமே நம்ம உட்காந்து படிச்சுட்டு தான் இருப்போம் ஸோ கரெக்டாக ஸோ டெஸ்கில் இப்படி உட்காந்து இருக்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சிங் ஆயிரும் அதுவும் இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்கலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே பாவம் ஸோ மேக்ஸிமம் டைம் வந்து நம்ம அப்படி உட்காந்தே தான் இருப்போம் ஸோ அதனால் வந்து அந்த மசிலோட ஸ்ட்ரெச்சிங் வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஸோ மசில் ரிலாக்ஸேஷன் நமக்கு நைட்டு தூங்கும்போது ரொம்பவே ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் மினிட்ஸ் ஹாட் ஷவரை நீங்கள் நைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பெனிஃபிட்டு ஸோ அதுக்கான ரீசன் நீங்கள் இதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வச்சு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க செகண்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இன்றைக்கி நம்ம ஜாப்ன்றதை விட இன்றைக்கி காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்குது அவன் இதை பண்ணுறான் அவன் அதை பண்ணுறான் அவன் இது இப்படி ஆகிட்டான் அவன் இப்படி ஆகிட்டான் ஸோ நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறையவே ஸ்ட்ரெஸ் இருக்குது ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் ஹாட் ஷவரில் ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரீ ப்ரீத்திங் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி நிறையா பேருக்கு வந்துட்டு வெளியே குடிக்கிற தண்ணினால் ஒரு சின்ன கோல்டு வந்துடும் ஸோ ப்ரீத் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் ஸோ ஏதாச்சும் ஒரு நோஸ் பிளாக் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ இந்த ஒரு ஹாட் ஷவர் எடுக்கிறனால நமக்கு வந்து அந்த நேரத்தில் ஒரு ஃப்ரீ ப்ரீத்திங் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நைட் நம்ம இதை எடுத்துகிட்டு தூங்குறோம் அப்படின்னா நைட் நமக்கு தூங்கும்போது ஒரு சிலருக்கு வந்து இந்த நோஸ் பிளாக் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபைவ் மினிட்ஸ் ஹார்ட் ஷவர் எடுக்கிறனால ரொம்பவே வந்துட்டு ஒரு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க போர்ஸ்லாம் வந்துட்டு ஓப்பன் ஆகுங்க ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய ஸ்கின் ஃபேஸு கை காலெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து போர்ஸ் இருக்குது ஸ்கின்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ஸும் வந்து ப்ரீத் பண்ணும் ஸோ அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம வெளியே போயிட்டு வரனால இன்றைக்கி டிராஃபிக்கான ரோட்டில் போகணுன்ற அவசியம் கிடையாது நம்ம சும்மா ரோட்டில் போயிட்டு வந்தாலே நமக்கு வந்துட்டு ஸ்கின்ல பொல்யூஷன் கிடச்சிருது அந்த பொல்யூஷன் வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் போய் அப்படியே உட்காந்து ஸ்டேபிள் ஆயிடுது ஸோ அதை நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபைவ் மினிட்ஸ் ஹார்ட் ஷவர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ போர்ஸ் இருக்கிற டெஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணி போர்ஸை நல்லாவே ஃப்ரீயாக ப்ரீத் பண்ண விடுறதுக்கு இந்த ஃபைவ் மினிட்ஸ் ஹார்ட் ஷவர் வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த ஃபோர் பெனிஃபிட்ஸோட ஃபிஃப்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நைட்டு தூக்கம் வந்து நிறைய பேருக்கு இப்போ டீப் ஸ்லீப் வந்துட்டு வரதே கிடையாது ஸோ இந்த டீப் ஸ்லீப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறது மசில் ரிலாக்ஸேஷன் பண்ணுறது போர்ஸ் நல்லா ஃப்ரீயாக ப்ரீத் பண்ணுறது நம்மளுடைய நோஸ்லேயும் வந்துட்டு எந்த ஒரு ஸ்ட்ரகிள் அந்த எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் நம்மளால் வந்துட்டு ஃப்ரீயாக ப்ரீத் பண்ண அந்த ஃப்ரீ ப்ரீத்திங்கும் வந்துட்டு நம்ம நைட்டு தூங்குறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ ஸோ நீங்களும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபைவ் மினிட்ஸ் ஹாட் ஷவர் எடுத்துகிட்டு தூங்கி பாருங்கள் உங்களுடைய ஸ்லீப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள்